ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சமலை டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸுங்க அதுவும் எயிட் இன்ச் பார்டர் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரீஸுடைய கலெக்ஷன் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படி பிடிச்சது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரியுடைய number thirty six body of sari background colour வந்து மேங்கோ எல்லோ கலர்லேயும் பல்லு அண்ட் பார்த்துட்டிங்கன்னா மெரூன் கலரில் இருக்குங்க so yellow and maroon combination இது ரொம்பவுமே வந்து ரொம்ப வாண்டடான ஒரு கலர் காம்பினேஷன் அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய colour combination sari number thirty seven pallu and blouse ink blue கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்குறதுல எல்லாமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வந்துடும் அந்த பார்டர்லேயுமே உங்களுக்கு டிசைன் டை டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் மட்டுமே உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் அதுலேயுமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் பார்டர் வந்துடுதுங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் fifty percent pure silk and fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க சாரீ குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் காட்டன் மிக்சிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ரிச் அண்ட் எலகண்ட் லுக்கும் கொடுக்குங்க sari number thirty six pallu and blouse green dark green body of sari background colour pink colour இந்த சாரீஸுடைய price three thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் சாரீ நீங்கள் பார்க்குறீங்க Saree number 39. Pallu and blouse ink blue colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது ஹாஃப் ஒயிட்டு வித் அது கூட என்ன இருக்கும் அப்படின்னா லைட் சாண்டில் கலர் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த சாரீஸ் வந்து பியூர் சில்க் ஆட் ஆகிருக்கிறதுனால ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்கு அப்படின்னா சிஓடி சார்ஜஸ் அதாவது கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் அதாவது உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கான சார்ஜஸ் தாங்க நம்ம சிஓடி சார்ஜஸாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து கலெக்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இப்போ பார்க்குற sari number forty four zero pallu and blouse ink blue colour body of sari background colour double ஷேடில் வருதுங்க orange next sari sari number forty one pallu and blouse green இந்த க்ரீனோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க பாடியில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் கலர் டார்க் பிங்க் கலரில் இருக்கும் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க பேமெண்ட் ப்ராசஸ்க்கு ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இப்போது நிறையா வந்து கூகுள் பேலேயோ சரி ஃபோன்பேலேயோ சரி இல்லை ஈவன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் கூட நிறைய வந்து எப்படி சொல்கிறது ஏமாத்துகிற வேலைகள் நடக்குதுங்க ஈவன் கூகுள் பேலேலாம் வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும் அண்டு எக்ஸஸாக அந்த மெசேஜே வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட்டாக போட்டு டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக அனுப்பிட்டேன் திருப்பி ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குற நிறையா வந்து ஃப்ராடு வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக செக் பண்ணணுங்கிற வாங்குறதுக்காக உங்ககிட்ட அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறோம் pallu and blouse black colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் லைட்டு எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் sari number forty three so என்ன தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அனுப்புனாலும் அதில் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருந்தால் தான் எங்களால் கிராஸ் செக் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீ வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ நியர்லி எப்படியும் ஃபிஃப்டீன் சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் சாரீஸ்னாவது புக் ஆகும் இல்லைங்களா நான் சொல்கிறது ஆன் டைமில் ஆன் டைமில் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் சாரீஸ்னாவது புக் ஆகும் பேமெண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா அட் அ டைமில் கண்டிப்பாக வந்து நிறைய பேமெண்ட் வரும் அப்படி வரும்போது ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறது கண்டிப்பாக வந்து தப்பாக போகுங்க ஸோ டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருந்தது அப்படின்னா எக்ஸாக்டாக எங்களால் செக் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கேட்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ink blue colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா டார்க் ஆரஞ்ச் கலரில் இருக்குது sari number forty three sari number forty four body of sari background colour copper sulphate ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூலையும் இருக்குங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரியோடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவைலபிலிட்டி என்கொயரி பண்ணும்போது எப்போ போஸ்ட் பண்ண வீடியோ அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து one year ago five months ago six month ago வீடியோவிலேருந்து கூட நிறையா வந்து கேட்குறீங்க அந்த சாரீஸ்லாம் கண்டிப்பாக வந்து அவைலபிளே இருக்காதுங்க ரீசண்டாக அதுவும் ஒன் வீக்கில் போஸ்ட் பண்ணக்கூடியதில் கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே எல்லா சாரீஸ் இருக்காது ஒரு சில சாரீஸ் மட்டும் இருக்கும் ஸோ அது நீங்கள் கேட்குற சாரீ அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புக் பண்ணிக்க முடியும் sari number forty five body of sari background colour mango yellow pallu and blouse ink blue கலருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது fifty percent pure silk and fifty percent pure cotton ரெண்டு மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும் சாரீ ட்ரை வாஷ் பண்ணக்கூடிய சாரீங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது சாரி நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பல்லுவன் blouse ink blue body of sari background colour pink colour return policy பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது ஏன் நம்ம இது இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு உங்களுக்கு வரவே வராதுங்க ஹேண்ட்லூம் சாரீஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது ஹேண்ட்லூம் மார்க்ஸுங்கிறது இப்போ புட்டா சாரீஸ் பியூர் சில்கில் புட்டா சாரீஸ் பார்க்குறீங்கன்னா அந்த டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டால லைட்டாக விலகி இருக்கிறது light and dark thread mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட் விசிபிள் ஆகி இருக்கிறது அண்ட் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வந்தது அப்படின்னா அந்த ஜரி பார்டரில் டார்க் கலர் த்ரெட் தெரியுது இதெல்லாம் வந்து யூஸ்வலாக காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடிய ஒன்று தாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number forty seven body of sari background colour சாண்டில் பல்லுவன் and blouse ink blue sari number forty eight அதே மாதிரி கலருக்காகவும் குவாலிட்டிக்காகவும் ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா சில டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது வந்து ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக வர்றதில்லை அதனால தான் ஒவ்வொரு டைமும் நம்ம உங்களுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுறோன்னா ஃபோட்டோ வீடியோ வீடியோ பார்த்து நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ பார்த்துருங்க ஃபோட்டோ பார்த்து கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்துருங்க அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari background colour வந்து மேங்கோ எல்லோவில் ஆரஞ்சு டோன் வந்து அதிகமாக இருக்கும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா டார்க்கு பிங்க்கு ரெட்டு மிக்சிங்கில் இருக்கும் சாரி நம்பர் ஃபார்ட்டி நைன் இதுலேயுமே பல்லுவன் ப்ளவுஸ் அதே மாதிரி தாங்க டார்க் பிங்க் வித் ரெட் டோனோட இருக்கும் body of sari background colour blue இப்போ லாஸ்ட்டாக பார்த்த ரெண்டு சாரியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய பார்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் மற்ற சாரீஸில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சரி பார்டர் வந்து அதுக்கு இடையில டை டிசைன் வர மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு அந்த டை டிசைனுக்கு மேலேயும் கீழே மட்டும் பார்டர் வர மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு யார் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சாரீ புக் ஆகுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்